வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து கண் திருஷ்டி அதை எப்படி போக்குறது அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த வீட்டில் வச்சுருப்போம் செஞ்சிகிட்ருப்போம் அது இதுக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் அது இது நம்ம இதுக்கு தான் செய்கிறோம் இதை செஞ்சால் ஓ இது இப்படி ஆக மாட்டேக்கு அப்படின்னு அப்படி அப்படின்னு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது சில வீட்டெலாம் சில பேர் புதுசாக கட்டியிருப்பாங்க ரொம்ப டெக்கரேஷனாக அழகாக நிறைய பணம் போட்டு கட்டியிருப்பாங்க ஆனால் வந்து நிறையா பேர் ரோட்டில் போகிறவங்க வீட்டுக்கு வந்தவங்க அதை பார்த்து பார்த்து அப்படியே இப்போ இப்படி கட்டியிருக்காங்களா உள்ளால அது கண்ணு வச்சுருவாங்க நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனாலேயே அந்த வீட்டில் வந்து குறிப்பிட்டு ஒரு ஒரு மாதம் அளவு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் நடக்காது ஏதாவது ஒன்று செய்ய போவாங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கலான்னு போவாங்க அது சிக்கல்லையே இருக்கும் இல்லை அது அவங்களுக்கு நினச்ச மாதிரி நடக்காது இதெல்லாம் ஏன் ஏற்படும் அப்படின்னா வீடை வந்து வீடு டெக்கரேஷனாக கட்டிட்டாங்க நல்லா கட்டிட்டாங்க வீட்டில் வரப்போகிறவங்களாம் யார் பாரு புதுசார் அப்படி இப்படின்னு பார்த்து கண்ணு வச்சுருவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு முன்னாடி வந்து ஒரு பூ பூச்செடி ஒரு பூந்தொட்டி இல்லை ஏதாவது ஒரு இயற்கை தாவரங்கள் இருக்கு இல்லையா ஏதாவது இயற்கை தாவரங்கள் வந்து வச்சுருவாங்க வச்சோன்னா இயற்கை தாவரங்களுக்கு வந்து ரொம்ப அதீதமான சக்தி இருக்குது அதாவது இந்த கண் திருஷ்டி இருக்கு இல்லையா அடுத்தவங்க கண் திருஷ்டியை போக்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் சில பேர் வந்து வாழை மரம்லாம் நட்டிங்கன்னா இடம் இருந்தால் வாழை மரம் நடுறது நல்லது ஏன்னா அந்த நிமிஷத்துக்கு உடனுக்குடனே வந்து கண்டிச்சியை போக்கக்கூடிய சக்தி வாழை மரத்துக்கு அதிகமாக உண்டு அப்படி இல்லைன்னா பூசணிக்காயை தொங்க விடலாம் சில பேர்லாம் இன்னும் நாக்கை தொங்க விட்டு ஃபோட்டோலாம் வைக்காதீங்க ஃபோட்டோலாம் பழைய காலம் சரிங்களா கண்டிச்சு அதாவது அதுவும் இருக்கலாம் இயற்கையான பொருள்களை வைப்பது இன்னுமே நல்லது ஃபோட்டோலாம் வச்சுட்டு வந்துட்டு நாக்கு தொங்க விடுறது அதுவுமே முக்கியமாக இதோட நோக்கம் என்னென்னா பார்வையாளர்கள் ரோட்டை கடந்து போகிறவங்க அவங்க வீட்டு உங்களோட அவங்களோட கவனத்தை ஒரு விஷயத்தில் வந்து குவிக்க வைக்கணும் இன்னும் சில பேர் வந்து நீர் மாதிரி ஒரு ஒரு டப்பு மாதிரி வைக்கிறது ஒரு தொட்டியில் வந்து ஒரு பூவெல்லாம் படத விடுறது இந்த மாதிரி கூட பண்ணலாம் ஏன்னாலும் பார்வையாளர்களின் அந்த கண்ணுக்கு அதை புலப்படும்படியாக இருக்கணும் அப்படி என்ற இருப்பது தான் நல்லது அதுவும் இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் வெறும் பூண்டெட்டியை போயிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறது அந்த பொம்மை மாதிரி வைக்கிறது அந்த மாதிரிலாம் கூடாது இயற்கை சார்ந்த விஷயங்களை எவ்வளோ கூட வைக்கிறீங்களோ அவ்வளோ கூட அந்த கண் திருஷ்டிங்கிறது